குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்கள் என்று நாம் பார்க்க போவது உண்டு வீட்டிற்கு முன் ஏன் கோலம் போடியும் அதற்கான அவசியம் என்ன மறைந்திருக்கும் சில அவசியம் என்ன அதாவது எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அரிசி மூலம் கோலம் போட்டால் எறும்பு சாப்பிடுது அந்த உயிரினங்கள்லாம் உயிர் வாழ் உயிர் வாழுது அருகே நம்ம வந்து உணவிடுறோம் அப்படிலாம் என்னென்னமோ சொல்லி என்னென்னமோ காரணங்கள் சொல்லி அந்த தத்துவத்தை மறைச்சிட்டாங்க உண்மையை சொல்ல போனால் அந்த கோலம் போடுவதும் உண்மையாக வந்து அந்த ரங்கோலின்னு சொல்லுவோம் இல்லையா ரங்கோலி ஏதோ ஒரு கோலம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் சரிங்களா நம் உடம்பில் வந்து ஏழு வகையான சக்கரங்கள் இருக்குது சரிங்களா மூலாதாரம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் அநாக அநாகதம் விசுத்தி ஆ ஆகினை ஆக்னா சகசிரம் சரிங்களா இந்த ஏழு சக்கரங்கள் இந்த ஏழு வகை சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு சிம்பிள் இருக்குது சரிங்களா அதன் தன்மை நீங்கள் கூகுளில் போயிட்டு சக்கராஸ் செவன் சக்கராஸ் இல்லைனா ஸ்ரீ சக்கரம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா சக்கரத்தோட அடிப்படையுமே அந்த முக்கோணம் அந்த முக்கோணத்துலேருந்து தான் வந்து அவ்வளோ சக்தி அதிகமாக இருக்கும் அந்த ஒவ்வொரு சக்கரத்தையும் நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி அதே டிசைன் அது மாறக்கூடாது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு அந்த முக்கோணத்தின் தன்மை எல்லா சக்கரத்துலேயும் இருக்கும் சில சக்கரங்களில் வந்து அந்த இதழ் மாதிரி அந்த புவின் இதழ் மாதிரி இருக்கும் இதெல்லாமே அதற்கு தகுந்த கலரில் கொடுக்கணும் இல்லைன்னா வெறும் ஒயிட்டில் மட்டுமே நிறைய சக்கரம்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஸ்ரீ சக்கரம் முக்கோணத்தை வச்சு வெறும் முக்கோணத்தை மட்டுமே அவ்வளோ வலிமை இருக்குது இந்த முக்கு இந்த சக்கரங்களை வந்து நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி போடும்போது இன்னுமே இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் இந்த கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒரு தனி சக்கரமும் இருக்குது கூகுளில் போய் அந்த இமேஜஸில் நீங்கள் நிறைய தேடி பாருங்கள் அந்த சக்கரத்தின் வலிமை என்ன அந்த சக்கரத்தை வந்து ஸ்ரீ இன்னும் ஒரு அந்த எண்ட்ரம் சொல்லுவோம் இல்லையா எண்ட்ரத்தில் போடுவோம் இல்லையா அந்த சக்கரம் வரையப்பட்டிருக்கும் அதை தான் நம்ம கோலமாக போடணும் உண்மையாக அதை தான் கோலம் போடணும் ஆனால் நீங்கள் தவறாக போடக்கூடாது ரொம்ப சரியாக போடணும் ஏன்னா அந்த எனர்ஜி அந்த குறிப்பிட்ட அந்த கோ அந்த என்ட்ரன்ஸுக்குன்னு ஒரு எனர்ஜிங்கிறது வெளிப்படும் அது வந்து வீட்டிற்கு வரவங்களுக்கு அது அதிகமாக அந்த வீட்டிற்கும் ஏற்படும் அந்த வலிமை ஏற்படும் அதற்காக தான் கோலம் போடுறோம் அதுவும் இல்லாமல் அந்த வீட்டிற்கு மேலே போடுறோம் சரி ஆனால் அதை மிதிக்கக்கூடாது மிதிக்கும் போது அது வந்து அதனோட எனர்ஜி போயிடும் சரிங்களா அந்த மாதிரி அதுக்கு தான் கோலமே போடப்படுது அது புரியாமல் டிசைனுக்காகவோ அழகுக்காகவோ கண்டிப்பாக கிடையாது சரிங்க உங்கள் ஆனால் அந்த கோலம் போடுவது அந்த சக்கரத்தின் கோலம் போடுவது கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு நல்ல நாளோ ஏதாவது ஒரு முக்கியமான நாட்களில் வந்து நீங்கள் வந்து அந்த சக்கரத்தை வெளிப்படுத்திக்கலாம் அந்த சக்கரத்தை நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா இதுதான் கோலம் போடுவதின் தத்துவம் நன்றி ஓம் சிவம்